so இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இந்த ஒரு பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரீஸ் தாங்க நியர்லி ஃபிஃப்டீன் சாரீஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோங்க ஒரே பேட்டர்னில் ஃபிஃப்டீன் கலர்ஸ் ஆஃப் சாரீஸ் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரே டிசைன் பட் வேறு வேறு கலர் காம்பினேஷன்ஸில் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் த்ரீ ஃபோர் சாரீஸ் எவ்வளோ சாரீஸ் வேணாலும் நீங்கள் ப்ரீபேமெண்ட்டில் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது நைன் செவன் ஃபைவ்ல body of sari dark violet கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் பிங்கிஷ் ஆரஞ்ச் கலர்லேயும் இருக்குங்க சில்வர் அண்டு கோல்டு ரெண்டு டெஸ்டட் சரிலையுமே புட்டாஸ் வருங்க sari number nine seven six so ஒரே பேட்டர்ன் அப்படிங்கிறதுனால நான் ஜரியை பற்றியோ டிசைன் பற்றியோ ரிப்பீட் பண்ணலைங்க எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சில்வர் அண்டு கோல்டு இந்த ரெண்டு டெஸ்டட் சரியில் தான் புட்டாஸ் வரும் பாட்டமில் மட்டும் உங்களுக்கு மேங்கோ டைப் புட்டா பெரிய புட்டா வரும் மேலே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சின்ன புட்டா ஆல் ஓவர் பாடியும் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது nine seven six body of sari magenta கலர்லேயும் பல்லுவன் அண்ட் ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கு ப்ளூ கலர்லேயும் வருதுங்க இந்த சாரீஸுடைய price six thousand seven hundred rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க nine zero four three eight zero nine five six two இதுதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் நீங்கள் இன்ஸ்டாவில் போடக்கூடிய அப்டேட்லேருந்து நீங்கள் என்கொயரி பண்ணாலும் சரி இல்லை யூடியூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய சாரீஸ்லேருந்து நீங்கள் வந்து என்கொயரி பண்ணாலும் இல்லை ஆர்டர் பண்ணாலுமே நீங்கள் இந்த வாட்ஸ்அப் புக்கிங் நம்பரில் தான் புக் பண்ண முடியுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பேஸ்டல் ஷேடு ரெண்டுமே body of sari blue pastel ப்ளூலையும் பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா பிஸ்கட் ப்ரௌன்லே லைட் கலரில் வருங்க sari number nine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 ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதுங்க அண்ட் நம்ம மிக்சிங் ஆஃப் கலர்ஸ் பண்ணுறதை பொறுத்தும் அது தெரியிறதும் தெரியாமல் இருக்கிறதும் ஸோ லைட் கலர் ரெண்டு லைட் கலர் ஜாயின் பண்ணாலும் பெருசாக தெரியாது ரெண்டு டார்க் கலர் மிக்ஸ் பண்ணாலும் பெருசாக தெரியாதுங்க லைட் அண்ட் டார்க்கு இந்த மாதிரி ஆப்போசிட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் என்ன ஆகும்னா அந்த ஹேண்ட்லூம் மார்க்ஸு கொஞ்சம் விசிபிளாக தெரியும் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சாரி க்ரீம் கலரில் இருக்குது பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நவாப்பழ கலர் மாதிரி வருங்க எப்படின்னா பிளாக்கோட என்ன இருக்குது அப்படின்னா நல்லா டார்க் பர்பிள் வந்து என்ன ஆயிருக்குன்னா மிக்ஸ் ஆகிருக்கு அது பார்க்கறதுக்கு இந்த நவாப்பழ தோல் கலர் மாதிரி இருக்கும் sari number nine eight two body of sari dark pink கலரில் வருங்க பல்லுவன் ப்ளவுஸு இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் அதே மாதிரியே தாங்க இருக்கும் இது பார்க்கறக்கு வந்து எப்படி இருக்குன்னா ப்ரௌன் மாதிரி தெரியும் ஆக்சுவலாக இது ப்ரௌன் வராதுங்க நல்லா டார்க் பர்பிளோட பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கு இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எப்போவுமே வாட்ஸ்அப் கால் அட்டன் பண்ணுறதில்ல நார்மல் கால் பண்ணிங்கன்னா அட்டன் பண்ணுவோம் அதுவும் டைமிங் பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் டென் ஏஎம்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் பிஎம் வரைக்கும் வரக்கூடிய கால்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவோம் சப்போஸ் நீங்கள் கால் பண்ணும்போது நம்ம வந்து இன்னொரு லைனில் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா உங்களது மிஸ்டு கால் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தது அப்படின்னா தாராளமாக அந்த நம்பருக்கு திருப்பி கூப்பிட்டு என்ன ஏதுன்னு நம்ம என்கொயரி பண்ணுவோம் உங்கள் டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுவோம் கஸ்டமர் கேர் நம்பர் கூட செப்பரேட்டாக இருக்குங்க அந்த நம்பருக்கும் கூட எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் கூப்பிட்டு கேட்கலாம் மார்னிங் டென் ஏஎம்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் பிஎம் வரைக்கும் அந்த நம்பர் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும் இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் வந்து பிரைட் பிங்க் கலர்லேயும் body of sari Ramar green கலர்லேயும் இருக்குங்க so Ramar green Ramar blue கொஞ்சம் அந்த ரெண்டு டோனுமே வர மாதிரி இருக்கும் sari number nine eight four பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூ கலரில் இருக்குங்க பாடி ஆஃப் சாரி பொறுத்த வரைக்கும் பெய்ஜோட பிளாக் மிக்ஸ் ஆகிருக்குங்க ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கும்போதே கண்டிப்பாக நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டியது பிளாக் கலர் த்ரெட்டு கண்டிப்பாக சாரியில் சில இடங்களில் தெரியுங்க சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிது ப்ரீபேமெண்ட்லேயும் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரியிலையும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக ஆகிருக்குங்க வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தான் இந்த சாரீஸை புக் பண்ண முடியும் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய சாரியுடைய பிக்சரோ அல்லது வீடியோவோ எடுத்துகிட்டு வந்து நேரில் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க மேபி இப்போது இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் வர்றீங்க அப்படின்னாலுமே அந்த சாரீ அவைலபிள் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம லெவன் ஓ கிளாக் வீடியோ போடுறோன்னா நிறைய டைம் வந்து லெவன் ஃபைவ் லெவன் டென்னுக்கே வந்து புக்கிங் ஆயிடுது அண்ட் இமீடியட்டாகவே வந்து பேமெண்ட்டும் வந்துடுது ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நேரில் வர்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கா இல்லையான்னு என்கொயரி பண்ணிவிட்டு வாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் blouse mustard yellow and green காம்பினேஷனில் body of sari Rani pink colour sari number nine eight five next nine eight six balloon blouse ink blue colour body of sari green colour இந்த க்ரீன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீனாக தாங்க இருக்குது நார்மல் க்ரீனை விட கொஞ்சம் டார்க் க்ரீனாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் நம்ம ஷாப்லன்னு பார்த்துட்டிங்கன்னா pure silk saris five thousand five ஹண்ட்ரட்லேருந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமான ரேஞ்சஸில் அவைலபிள் இருக்குங்க அதை விட வேறு டிசைன்ஸோ அல்லது வேறு குவாலிட்டி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சில்க் காட்டன் சாரீ போச்சம்பள்ளி டைப்பில் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் அதே மாதிரி அதுலேயே Kota cotton two thousand hundred ருபீஸ்க்கும் அண்ட் காட்டன் மற்ற கோட்டா காட்டன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா வெரி லெஸ் கலெக்ஷன்ஸில் தாங்க இருக்குது நிறைய நம்பர்ஸ் கிடையாது வெரி லெஸ் கலெக்ஷன்ஸில் அந்த cotton Kota cotton thousand thousand five ஹண்ட்ரடுக்கு இருக்குங்க மேக்ஸிமம் நம்மக்கிட்ட எது தான் அதிகமாக இருக்குது அவைலபிள் கலெக்ஷன்ஸ்னால் பியூர் சில்க்கு தாங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது எல்லாமே ஹேண்ட்லூம் மேடு இப்போ நீங்கள் பார்க்குறதுல பல்லுவன் ப்ளவுஸ் வந்து இங்கு ப்ளூ கலர்லேயும் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லோ அண்டு க்ரீன் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் இதை வந்து எல்லோன்னு சொல்ல முடியாது க்ரீன்னும் சொல்லிட முடியாது ரெண்டுக்கும் இடப்பட்ட மாதிரி இருக்கும் next sari number nine double eight body of sari dark lavender கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் பிரைட் பிங்க் கலர்லேயும் இருக்குங்க உங்களுக்கு கைத்தறி சாரீ தான் வேணும் ஹேண்ட்லூம் மேடு தான் வேணும் பியூர் சில்க்கு தான் வேணும் அதுவும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஷாப்பில் வந்து ஷாப்பில் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அது பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யூடியூப்பில் பார்த்தது காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நேரில் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக காட்ட முடியாது நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறது தான் யூடியூப்பில் காட்டுறது வந்து எல்லாமே சிங்கிள் சிங்கிள் சாரீஸ் அப்படிங்கும்போது யூடியூப் மூலமாகவே நிறைய வந்து புக் ஆகிரும் ஸோ அந்த சாரீஸை நம்ம ஷாப்பில் காட்ட முடியாதுங்க ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தான் வருது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வரணாங்கிற நேம் வரும் இப்போ பார்த்த சாரீஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்